இன்னைக்கு நம்ம மூக்கரட்டை அப்படின்னு சொல்கிற மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்கள் இதுதான் மூக்கரட்டை செடி மூக்கரத்தின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊருங்களில் மூக்கரசனாத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இலை வந்து பச்சை கலரில் ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா இதை மாதிரி இலை இருக்கும் இது வந்து கொடி மாதிரி படரக்கூடிய ஒரு வகையான செடி தரையில் படர்ந்து தான் இருக்கும் உங்களுக்கு நின்றுட்டு இருக்காது செடியாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் காமிக்கிறேன் இதோடைய பூ பாருங்கள் லைட் வைலட் கலரில் குட்டி குட்டி பூவாக பூக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சில இடத்துல இலை பெருசு பெருசாக இருக்கும் ஒரு சில இடத்துல சின்ன சைஸில் இருக்கும் இங்கே பாருங்கள் முதல்ல செடி முளைச்சி வரும்போது இதை மாதிரி நல்லா வட்டமாக பெரிய இலையாக இருக்கும் செடி முத்திருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இலையாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் பெருசாக இருக்கே சின்னதாக இருக்கே வட்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு இலையுடைய பின்பக்கத்தை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நீங்கள் கால நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேசான வெயில் படும்போது பின்னாடி உள்ள இலை வந்து மினு மினு மினு மினுன்னு வெள்ளை கலரில் தான் உங்களுக்கு தெரியும் முன்பக்கம் தான் உங்களுக்கு பச்சை கலராகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மூக்கரட்டை செடி அவ்வளோ ஒரு மூலிகைத்தன்மை உள்ளது உங்களுடைய கல்லீரல் கிட்னி எது பாதிச்சிருந்தாலும் நீங்கள் இதை அவிச்சு கொடுத்துச்சிங்கன்னா சரியாயிடும் மஞ்சக்காமால வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்கன்னா கூட இதை நீங்கள் அவிச்சு இந்த தண்ணியை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய இது பழைய லெவலுக்கு வந்துடும் கிட்னியாக இருந்தாலும் சரி கல்லீரலாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை அவிச்சு தண்ணியை குடிக்கும்போது உங்களுக்கு கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு அவிச்சு குடிக்கணும் கஷ்டப்பட்டு குடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு கீரை வாங்கி சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மாதிரி இந்த இலையை மட்டும் ஆஞ்சு ஒரு பத்து இலை நார்மலாக எந்த கீரை சமைச்சிங்கனாலும் அந்த பத்து கீரை அந்த கீரையோட போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எந்த வித கசப்போ வித்தியாசமான ருசியோ இந்த இதுக்கு கிடையாது வித்தியாசமான வாசனையோ கொமட்டல் தன்மையோ இருக்காது தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி இலையை மட்டும் பறித்து மற்ற கீரையோட போட்டு சமைக்கலாம் இந்த இலையை மட்டும் வெறும் தனியாக இந்த மாதிரி இலையாக பறித்து நீங்கள் பாசி பருப்போடவோ இல்லைன்னா தோரம் பருப்போடவோ போட்டு கடைஞ்சும் சாப்பிடலாம் நீங்கள் தனியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து நிறைய கீரை விரும்ப மாட்டாங்க இல்லையா அதனால் நம்ம இதை எப்படி அவிச்சு குடிக்கிறது சூப் மாதிரி எப்படி செஞ்சு குடிக்கிறதுன்னு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதோட என்னென்ன சேர்த்து அவிச்சு குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அப்படி அவிச்சு குடிக்கும்போது இப்படி இலையை மட்டும் கிளணுங்கிற அவசியம் இல்லை இந்த குச்சி பூவு வேறு எல்லாமே இதில் சாப்பிடக்கூடிய மருத்துவ குணம் உள்ளது தான் அதனால் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு செடி நாலு செடியை சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு சிசரை வச்சு இப்படி ஒரு இன்ச்சுக்கு வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்னதாக அந்த குச்சியோட கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த குச்சியோடவே நீங்கள் சேர்த்து அவிக்கலாம் அவிச்சிங்கன்னா இந்த சாறு முழுசும் இறங்கிடும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் அதனால் நம்ம கல்லீரல் வந்து கெட்டு போகலை நல்லா தானே இருக்கும் நமக்கு மஞ்சக்காமலெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம் ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த எல்லாம் சாப்பிடணுங்கிறது கட்டாயம் கிடையாது சாதாரணமாகவே நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ இதை அவிச்சு நீங்கள் சாப்பிடலாம் நம்மளுடைய கல்லீரல் கெட்டு போகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இலையை நல்லா காம்போட சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் சூப் வைக்க போகிறேன் அதுக்கு நான் கட் பண்ண இலை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் அதில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் வச்சு ரெண்டு டம்ளராக வற்ற வைங்க அப்போ தான் உங்களுக்கு சார் ஃபுல்லாக நல்லா இறங்கும் அதில் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி ந நறுக்கியே வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் என்னன்னா ஒரு ஆளுக்கு நாலு மிளகு வர மாதிரி ஒரு எட்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த செடி மேலே ஏதாவது விஷப்பூச்சிங்க ஏறி இருந்ததுன்னா அதோடைய தரம் அந்த செடியில் இருந்தது நமக்கு ஏதாவது அதோடைய பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகு நீங்கள் நாலு மிளகு சேர்த்து அவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷத்தன்மை எதுவுமே நம்மளை பாதிக்காது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது நாலே நாலு பல் பூண்டு இது மூணுத்தையும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சீரகம் மிளகு இந்த பூண்டு இது மூணையும் லேசாக உரலில் போட்டு நச்சுட்டு போட போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த சீரகத்தை போட்டு நேரையும் மிளகையும் போட்டு லேசாக இதை மாதிரி நச்சுட்டு அதுக்கு மேலேயே அப்படியே இந்த பூண்டையும் போட்டு நல்லா நச்சு இதில் எடுத்து போட்டுடலாம் நைட்டி தெரியும் பாருங்கள் நச்சு எடுத்துட்டேன் இந்த அளவு நச்சிங்கன்னா உங்களுக்கு போதும் பாருங்க இந்த அளவு நச்சா போதும் மொத்தத்தில் உங்களுக்கு அரை ஸ்பூன் அளவு தான் வரும் கால் ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு அவ்வளோதான் நீங்கள் தக்காளி வேணும்னா கூட ஒரு அரை தக்காளி இதில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தக்காளி சேர்க்கலை இதை மட்டுமே நான் போட்டு வேக வைக்கிறேன் உங்களை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து அந்த சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும் இறங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவு நல்லா வெந்துருச்சு கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் வெந்து சார் ஃபுல்லாக இறங்கிருச்சு தண்ணியை கலர் லைட்டாக க்ரீனிஷ் கலராக மாறிடுச்சு இந்தளவு வெந்ததுன்னா உங்களுக்கு போதும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே வடிகட்டிக்கலாம் கட்டிட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இந்துப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் சுல்லாப்பாக வேணும்னா நீங்கள் வேணும்னா லேசாக மேலே மிளகு தூள் போட்டுக்கலாம் ஆனால் இப்போ இது எதுவுமே தேவையில்லை ஏன்னா அது ஏற்கனவே நல்லா சீரக வாசனை மிளகு காரத்தோடு தான் உங்களுக்கு இருக்குது